வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் பிஎம் ஆக போகுது ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கினதில் நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பை கால் ஸோ அதனால தான் கேண்டில்ஸ்னுடைய கலர் பார்க்குறக்கு க்ரீன் கலரில் இருந்துச்சு பை காலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு but once market trend change ஆனோன்னே கேண்டில்னுடைய கலர் ரெட் கலரில் மாறிட்டு sell at five two seven five அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்துருச்சு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்திங்கன்னா five two sixty one point eighty ஒன்று ஷோ பண்ணுது ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸில் வந்து இருக்குது இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணும் அப்படி நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக ஆக்சுவலி நம்ம எப்பயுமே வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி கரெக்டாக பார்த்திங்கன்னா டுவெல் பிஎம்க்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரிடே வந்து கமாடிட்டி மட்டும் மார்னிங் மார்க்கெட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் பட் ஆனால் இன்றைக்கி நமக்கு ஜெனரேட் ஆகிருக்க ஒரு ஃபஸ்ட்டு காலே பார்த்திங்க அப்படின்னா இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே அப்போ ஒரு பை கால் வந்தபடி ஃபினிஷ் ஆகுது அந்த ஃபுல் ட்ரெண்ட் அப்படியே தான் இருக்குது ஸோ நீங்கள் கூட பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்டு கண்டினியூஷனாகவே அப்படியே கால்ஸ் வந்து வந்தபடி போய்கிட்டே இருந்துச்சு ஸோ பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே வந்து ஒரு டென் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்திருக்கு நைட்டு ஸோ அப்போ வந்து அந்த பைக்கால் அதனுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மார்க்கெட் வந்து five thousand five thousand hundred five thousand hundred and ஃபிஃப்டின்னு நேற்று பிரேக் அவுட் இன்றைக்கி அந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிரேக் அவுட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிங்கிள் கேண்டிலில் மேலே ஏறிட்டு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரேடில் வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அப்படி ட்ரேடிங் போகையில் தான் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் கரெக்டாக வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட் இதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது அப்படின்றத சொல்கிறதுக்காண்டி ஒரு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ இந்த சார்ட்டில் நம்மளுடைய வேலை என்னையாக இருக்குன்னா நம்ம ஜஸ்ட்டு இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை நம்ம எவ்ரிடே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்க்கும்போது அதில் என்ன கால்ஸ் வருது அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் அதை பார்த்துட்டு அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி டார்கெட்ஸ் வச்சு நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி கூட பாருங்கள் ரெட் கலரில் கேண்டில்ஸ் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு நம்ம இப்போ கூட பார்க்குறோன்னா கூட ஓகே கேண்டில் ரெட் கலரில் இருந்தாலே அது செல் ட்ரெண்ட் தான் அந்த மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கோம் அதே மாதிரி பை ட்ரெண்ட்னால் க்ரீன் கலர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் ஒன்று வாங்க போகிறோம் இல்லாட்டினா விற்க போகிறோம் ஸோ நமக்கு வந்து கேண்டிலுடைய கலர் ஃபிக்ஸ்டாக இருக்கனால ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே இப்போ ரெட் கலரில் போயிட்டுருக்குன்னா செல் ட்ரெண்டில் இருக்குது நம்ம இப்போ க்ரூட் ஆயில் செல் பண்ணலாம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போது பாருங்கள் sell at five two seven five இதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் ஒரு ஃபஸ்ட் டாரட் மினிமம் எய்ம் பண்ணால் five two sixty one aim பண்ணலாம் செகண்ட் டாரட்னா ஃபைவ் டூ ஃபார்ட்டி எயிட் மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன் இந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு டென் செகண்ட் வீடியோ பார்த்தோம்ல அதில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக கால் சேஞ்ச் ஆச்சு அந்த மாதிரி நமக்கு உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டில் சேஞ்ச் ஆகும் ஸோ எவ்ரிடே ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் போய் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸ் டச் பண்ணுதா அப்படின்றத நம்ம டேரெக்டாக பார்க்கலாம் ஏன்னா இப்போதைக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு த்ரீ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னமும் அந்த செல்லிங் பாயிண்ட்லேயே தான் ஃபுல்லாக ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ நம்ம டேரெக்டாக பார்ப்போம் டார்கெட்டாக ஸ்டாப்லாஸான்ட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி நைன் ஆகுது நமக்கு கால் ஜெனரேட் ஆனது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ டுவெல் தேர்ட்டி ஸோ தேர்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹார்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஃபைவ் டூ செவன்ட்டி ஃபைவ்ல வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ வரைக்கும் பார்த்திங்கன்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது நமக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அதுக்கடுத்து அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் கிட்டக்கெல்லாம் ஆக்சுவலி மார்க்கெட் வந்து செகண்ட் டாரட்டே ஆக்சுவலி ரீச் வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் நமக்கு ஜெனட்டான கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றது கேண்டல்னுடைய கலர் வச்சு தெரிஞ்சுக்கலாம் பை ட்ரெண்டா க்ரீன் கலர் செல் ட்ரெண்டா ரெட் கலர்னு சொல்லிட்டு அடுத்து அதில் வர entry points and target and stop loss use பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ